வணக்கம் உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் வச்சுருக்கோன்னா பக்கெட் சிக்கன் வச்சுருக்கோம் இதில் வந்து பத்து பீஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பீஸா சிக்கன் பீஸா வச்சுருக்கோம் அது ஸ்பைசி நல்லா காரமாக இருக்கும் அடுத்தது வந்து சாஸ் வச்சுருக்கோம் போண்டா வச்சுருக்கோம் ஓகேவா நாம் இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஓகே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமர் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுறாங்களா South. இப்போ வந்து நான் சேலஞ்ச் வந்து முடிச்சிட்டேன் இது வந்து புதுசாக இருக்கனால என்னால் சாப்பிட முடியல இது இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டது கூட கிடையாது இது சிக்கன் இந்த மாதிரி சிக்கன்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது பீஸாவும் சாப்பிட்டது கிடையாது இருந்தாலும் இவ்வளோ சாப்பிட்டது ரொம்ப பெரிய விஷயம் ஏற்கனவே பன்னெண்டு லெக் பீஸ் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க நான் ஒம்பது லெக் பீஸ் சாப்பிட்டேன் அதுக்கான காடை மேலே கொடுக்குறோம் பாருங்கள் ஆனால் இது வந்து இவருக்கு கொஞ்சம் திகட்டுது இது வரைக்கும் இவர் சாப்பிட்டது கிடையாது இந்த மாதிரி வந்து அந்த சிக்கன் வந்து நாங்களே செஞ்சது தான் நாங்கள் நாங்களே செஞ்சு சாப்பிட்டோம் அதனால் வந்து எதுவும் தெரிஞ்சுக்கல இதில் வந்து இந்தமாரி ஹை கிளாஸ் ஃபுட்லாம் இவர் கொஞ்சம் சாப்பிட்டது கிடையாது அதனால் அவருக்கு அவரால் சாப்பிட முடியல இது எனக்கு அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணலான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம் நன்றி நான் அஞ்சு பீஸ் மீதி இருக்குது அஞ்சு பீஸ் தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது